வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வர் மினியில் ஒரு லாட்டு செல் பண்ணோம் forty nine thousand two seventy seven range கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல் பண்ணோம் செல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்க மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கமாடிட்டி லெவல்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சில்வர் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ரேலி கொடுக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஷேர்னால் அது சில்வர் தான் வந்து கமாடிட்டியில் ஸோ கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து நல்லா சூப்பராக வந்து மூவ் பண்ணக்கூடியது ஈவன் ரொம்ப லோயஸ்ட்டு மைக்ரோவும் இருக்குது மெகாவாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம் ஸோ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து ட்ரேடிங் வந்து பண்ண முடியும் ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மினியில் வந்து ட்ரேட் பண்ணோம் சில்வர் வந்து நல்ல ஒரு ஹெவி வாலட்டைல் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஒன் ஹவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேலி ஈஸியாக கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேர் தான் வந்து சில்வர் ஸோ சில்வர் ஈவினிங்லேயே வந்து நல்லா மூவ் பண்ணும் ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் அதை பேஸ் பண்ணி வச்சு ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணோம் சில்வர் நாங்கள் நேற்று அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று நல்லா ரைஸ் ஆச்சு அந்த ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் அதால் நல்லா நேற்று ஸ்ட்ராங்காக வந்து மூவ் பண்ண முடிஞ்சு அந்த forty nine thousand range touch ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணி போக முடியல பட் என்னாச்சு அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ரேஞ்ச் போனதுக்கப்புறம் அங்கேருந்து தௌசண்ட் பாயிண்ட் கீழே வந்துச்சு forty eight thousand so market வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு போனோன்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு தௌசண்ட் பாயிண்ட் ரேலி டவுன் சைடில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இது நேற்று நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த நேற்று நடந்த விஷயத்தை இன்றைக்கி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பண்ணணும் அதாவது இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கில் என்னாச்சு அப்படின்னா நேற்று நடந்த மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக கேப் அப்பாகவே வந்து ஓப்பன் ஆச்சு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேலி வந்து கொடுத்துட்டு போச்சு so forty nine thousand touch ஆனோன்னே நேற்று மாதிரியே ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம டவுன் சைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மாதிரியே ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டச் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வச்சு நாங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் ஒவ்வொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலும் பிரேக் அவுட் ஆகிட்டே வந்து டவுன் சைடில் வந்து வந்துட்டே இருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து அதனால் டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது ஸோ இதை நம்ம நமக்கு சாதமாக பயன்படுத்தி நம்மளால் வந்து ஒரு செல்லிங் வந்து பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டக்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம் ஏன்னா இது வந்து ஷோர் ஷாட் கிடையாது கேப் அப் போச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்பயும் நல்லா ஏறுச்சுன்னா இறங்கவும் செய்யும் அதே சமயத்தில் எப்படி இதை வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எஸ்டர்டேனுடைய ஒரு ரேலியை வச்சு தான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணோம் எஸ்டர்டே நடந்த ஒரு விஷயந்தான் அப்போ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்க என்ன இருக்குன்னா ஒரு ரெஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கணிப்பு வச்சுருந்தோம் ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்க போகையில் மார்க்கெட்டால் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல ஈவன் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி தௌசண்ட்டை போயிலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கணிச்சு வச்சுருந்தோம் ஸோ அதே மாதிரி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டைம்ஸ் வந்ததுனால ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்து இன்றைக்கி வந்து சில்வருக்கு வந்து போயிருந்தோம் ஸோ ஒரு லாட்டு சில்வர் மினியில் வந்து பண்ணியிருந்தோம் இது மெகா சார்ட்டு ஸோ மினியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் கான்ட்ராக்டில் செல்லிங் வந்து போயிருந்தோம் செல்லிங் போனது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து இப்போ வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வந்து டார்கெட் எய்ம் பண்ணோம் டூ செவன்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செல் பண்ணியிருந்தோம் செல் பண்ணது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி கீ ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு ஆக்சுவலி அது ஒன் தேர்ட்டியும் வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டு போச்சு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட் காட்டிட்டு இருந்துச்சு இப்போதைக்கு எங்களுக்கு three thousand seven hundred five hundred இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் எய்ம் பண்ண டார்கெட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு தான் ஏன்னா இது ஒரு சாதாரண பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் எங்களுடைய அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதில் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் ஆனால் இப்போதைக்கு அது பிரேக் அவுட் ஆகாதனால இந்த பிரேக் அவுட் லெவலை வச்சு பண்ணதுனால இதை மட்டும் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ட்ரேட் வந்து சிம்பிளாக பண்ணோம் அதுவும் ஒரு லாட்டு வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஸோ அப்படி பண்ணதில் நாங்கள் வந்து three thousand six hundred rupees கிட்டக்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு இந்த three thousand five hundred rupees ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் லெவலை வச்சு ஒன்றும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் அவுட் எந்த சைடு ஆகுதோ அந்த சைடு ஃபேவரபுளாக ட்ரேட் பண்ணி ஒரு சிம்பிளான ட்ரேட் வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ணோம் அதுவும் இல்லாமல் இதை வந்து ஜஸ்ட்டு அப்படியே எடுத்த இதில் பண்ணலை இது பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா gap up thousand point gap up so எப்பயும் ரொம்ப பெரிய கேப் அப் கொடுத்துச்சு மார்க்கெட் வந்து அடுத்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்குது ஸோ அதை பயன்படுத்தி தான் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எடுத்தோம் இன்னொரு விஷயம் கன்ஃபார்மாக நாங்கள் பண்ண ஒரு காரணம் வந்து நேற்று மார்க்கெட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்க ரிவர்சல் ஆச்சு ஸோ அதே மாதிரியே இன்றைக்கி ஒரு சின்ன ரிவர்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை தான் வந்து இது ரெண்டையுமே பேஸ் பண்ணோம் first gap up thousand point அடுத்து நேற்று ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனது ஸோ இது ரெண்டுமே வந்து ரெஸ்டன்ஸாக வந்து ஃபார்ட்டி நைன் நைன் தௌசண்டாக பார்க்கப்பட்டதுனால நாங்கள் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் எய்ம் பண்ணோம் ஸோ அதில் எங்களுக்கு வந்து நல்லா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் வந்து எடுத்தோம் நல்லா ஒரு மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் விட்டுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அடுத்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணி தான் வந்து எடுத்தோம் ஸோ அதில் எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு three thousand five hundred so இது ஒரு சிம்பிள் ட்ரேட் தான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இது போக நாங்கள்